கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கில் ஏழு முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை கள்ளக்குறிச்சியில் கனியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவி கடந்த ஜூலை பன்னிரண்டாம் தேதி பலியானார் இவர் பலியான விவகாரம் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுள்ளது அங்கு படித்த பன்னிரண்டாம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் மாடியில் இருந்து விழுந்து பலியானார் மாணவியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர் உறவினர்கள் உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தனர் அமைதியான முறையில் நடந்த ஆர்ப்பாட்டம் கலவரமாக மாறியது இதில் மாணவர்கள் உள்பட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பள்ளி வளாகம் அருகே காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் இந்த கலவரச் சம்பவம் தொடர்பாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் முன்னூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த மாணவியின் பிரேத பரிசோதனையில் இடம்பெற்றிருக்கும் சில தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் சில சந்தேகங்கள் கேள்விகள் எழுந்துள்ளன அதன்படி மாணவியின் உடையில் நான்கு இடங்களில் ரத்தம் இருந்துள்ளது மேல் சட்டை மற்றும் கீழ் உள்ளாடை என்று பல இடங்களில் ரத்தம் இருந்துள்ளது போஸ்ட்மார்டம் அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது இந்த ரத்தம் எப்படி வந்தது அது கீழே விழுந்ததால் ஏற்பட்ட ரத்தமா அல்லது வேறு காரணமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதேபோல் மாணவியின் பெற்றோர் பள்ளி தரப்பிடம் சிசிடிவி கேட்டதற்கு பள்ளி நிர்வாகம் கொடுக்கவில்லை மாணவியின் சீருடை அணிந்தபடியே பலியாகியுள்ளார் சீருடை அணிந்தபடியே அவர் இரவு வரை இருந்தது ஏன் அப்படி என்ன நடந்தது அந்த மாணவி இரவு பத்து மணிக்கு இறந்ததாக கூறப்படுகிறது காலை ஐந்து மணிக்குத்தான் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதுவரை அந்த மாணவியை யாரும் தேடவில்லை மாணவியின் ரூம்மேட் கூடவா தேடவில்லை அல்லது உடலை யாருமே என் கவனிக்கவில்லை என்று பல கேள்விகள் எழுந்துள்ளன இதுபோக அந்த பள்ளியில் சமீபத்தில் நடந்த சில கூட்டங்கள் பள்ளி நிர்வாகியின் அரசியல் சார்பு என்று வேறு சில விஷயங்கள் புயலை கிளப்பியுள்ளன இதுபோக மிக முக்கியமாக கலவரம் நடந்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வந்தது யார் இதை ஏற்பாடு செய்தது எப்படி கலவரத்திற்காக கட் அவர் அடிக்கப்பட்டது அருகில் இருந்த ஊர்களிலிருந்து ஆட்கள் கொண்டு வரப்பட்டனர் இவர்கள் வாட்ஸ் ஆப் மூலம் திரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படியென்றால் யார் கூட்டியது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இதை பற்றியும் விசாரிக்கும்படி போலீசாருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது